எண்பத்தி நான்கு வயது முதியவரின் மரணம் பெரிதாய் என்ன செய்துவிடும் ஒன்றும் செய்யாது ஆனால் நம் தேசம் இன்னும் ஜனநாயகத்துடன் இருக்கிறதா என்பதையே கேள்விக்கும் கேலிக்கும் உள்ளாக்கியிருக்கிறது ஸ்டேன் சாமியின் இந்த மரணம் ஸ்டேன் சாமியின் வாழ்வும் அவர் சந்தித்த பிரச்சனைகளும் போராட்டங்களுக்கு இவர் கொடுத்த விலையும் எண்ணில் அடங்காது மனித உரிமை ஆர்வலர்கள் பத்திரிகையாளர்கள் சமூக ஆர்வலர்கள் என பதினாறு பேர் பீமா கோரேகான் வழக்கு தொடர்பாக இரண்டாயிரத்து பதினெட்டு இம்மாண்டு கைது செய்யப்பட்டார்கள் அவர்களில் பலர் சம்பவம் நடந்த இடத்திலும் இல்லை ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொண்டது கூட இல்லை என்பதுதான் அதிலிருக்கும் அவலம் எண்பது வயது வரவர ராவ் கௌதம் நவ்லகா வயது அறுபது வழக்கறிஞர் சுதா பரத்வாஜ் வயது எழுபது ஆனந்த் தெல்டும்டே என இந்தியாவின் அறிவுசார் சமூகத்தைச் சேர்ந்த பலர் இக்கைதில் அடக்கம் தடை செய்யப்பட்ட மாவோயிஸ்ட் அமைப்பின் அங்கம் என்றும் பிரதமர் மோடியை கொலை செய்ய திட்டமிட்டார்கள் என்றும் கைது செய்யப்பட்டவர்களின் மேல் குற்றச்சாட்டுகள் எக்கச்சக்கம் இவர்கள் சதித்திட்டம் தீட்டி இந்தியாவின் ஒருமைப்பாட்டுக்கு களங்கம் விளைவித்தார்கள் என்பதும் இவர்கள் மீதான குற்றம் அந்த குற்றத்தின் விலைதான் எண்பத்தி நான்கு வயதான ஸ்டேனின் இறப்பு இறப்புக்கு சில நிமிடங்களுக்கு முன்னர்தான் இதுவரையில் ஒரு நாள் கூட விசாரணை காவலில் வைக்கப்படாத ஸ்டேனை எதற்காக கைது செய்தீர்கள் என கேள்வி எழுப்பினார் ஸ்டேன் சுவாமியின் வழக்கறிஞரான மிகிர் தேசாய் இந்த கேள்விக்கான விடை ஸ்டேனுடன் புதைய இருக்கிறது இங்கு பேச முடியாதவர்கள் என யாரும் இல்லை அவர்கள் வலுக்கட்டாயமாக ஊமையாக்கப்பட்டவர்கள் அவர்களின் குரல்களுக்கு நாம் செவிமடுக்க தேவையில்லை என்று வேண்டுமானால் நாம் அந்த மக்களை வகைமைப்படுத்தலாம் என்பார் அருந்ததி ராய் ஸ்டேன் லூர்துசாமி போராடியது அந்த மாதிரியான மக்களுக்குத்தான் திருச்சியில் பிறந்த ஸ்டேன் எழுபதுகளில் இறையியல் படித்தவர் சமூகவியலில் முதுகலை பட்டம் பெற்றவர் ரோமன் கத்தோலிக்க பாதிரியரான ஸ்டேன் ஜார்க்கண்ட் மாநிலம் சென்று பழங்குடியின மக்களுக்காக பல தசாப்தங்களாக போராடிக் கொண்டிருந்தவர் இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களும் சட்டத்தின்படி சமம்தான் ஆனால் யதார்த்தத்தில் பல் இழிக்கும் இந்த சமமற்ற தன்மையைத்தான் தொடர்ந்து அமைதி வழி போராட்டங்களின் மூலம் கேள்விக்குள்ளாக்கினார் ஸ்டேன் ஒரு கட்டத்தில் தேவாலயங்களிலும் அவருக்கு எதிராக போர்க்கொடிகள் தூக்கப்படுகின்றன மதங்கள் மாறினாலும் இங்கு மனிதர்களுக்குள் இருக்கும் சாதிய அடுக்குகள் ஒழிவதில்லை என்பதை உணர்ந்திருந்தார் ஸ்டேன் சமயங்களில் சர்ச்சுக்கு எதிராகவும் போராடியிருக்கிறார் ஸ்டேன் சம்பாதிக்காத விரோதிகள் கிடையாது ஸ்டேனை சுருக்கமாக ஆண்டி நேஷனல் என வகைப்படுத்தலாம் இந்தியா என்பது ஒரு சாராருக்கு சொர்க்கத்தையும் ஒரு சாராரருக்கு நரகத்தையும் தரும் தேசமாகத்தான் இன்றளவிலும் இருக்கிறது தொடக்கூடாதவர்களும் காணக்கூடாதவர்களும் இன்னும் சாதிய அடுக்குகளின் வழி இங்கிருக்கிறார்கள் இவர்களின் குரலாக ஒளித்தார் ஸ்டேன் கைதுக்கு இரண்டு நாட்களுக்கு முன்னர் ஸ்டேன் உதிர்த்த சொற்கள் மிகவும் முக்கியமானவை எனக்கு இங்கு நடந்து கொண்டிருப்பது எனக்கு மட்டுமே பிரத்யேகமாக நடந்து கொண்டு இருப்பவை அல்ல இந்தியா முழுக்க இது நடந்து கொண்டிருக்கிறது அறிவுசார் தளத்தில் செயல்படுபவர்கள் வழக்கறிஞர்கள் எழுத்தாளர்கள் கவிஞர்கள் போராளிகள் என பலர் சிறைக்குள் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் செய்த காரியம் ஆளும் அதிகார வர்க்கத்தின் துஷ்பிரயோகங்களை கேள்வி கேட்டதுதான் என்றாலும் நான் அமைதியாக இருக்கப் போவதில்லை இந்த விளையாட்டிற்கான விலை எதுவாயினும் அதை நான் கொடுக்க தயார் தவறான குற்றச்சாட்டுகளுக்காக கைது செய்துவிட்டோம் என சில மாதங்களுக்கு முன்னர் காஷ்மீரைச் சேர்ந்த ஒருவரை விடுதலை செய்தது நீதிமன்றம் ஆனால் அவர் சிறையில் கழித்தது பதினொன்று ஆண்டுகள் தன் வாழ்க்கையின் முக்கியமான பதினொன்று ஆண்டுகளை அவர் இழந்திருக்கிறார் ஸ்டேன் சுவாமி சுதா பரத்வாஜ் வரவர ராவ் ஆனந்த் டெல்டும்பே என பீமா கோரேகான் வழக்கில் கைது செய்யப்பட்ட யாருக்கும் பதினொன்று ஆண்டுகள் எல்லாம் இருப்பதாக தெரியவில்லை ஏனெனில் அவர்களில் சிலர் ஏற்கனவே வாழ்வின் அந்திம காலத்தில் தான் வாழ்கிறார்கள் ஆனால் பேரன் பேத்திகளுடன் ஓய்வு வாழ்க்கையை கொண்டாடாமல் வீதிகளில் போராடிக் கொண்டு இருந்த ஸ்டேன் சாமி இனி நம்முடன் இல்லை முதுமையில் நோய்களால் பாதிக்கப்பட்டு நடக்க முடியாமல் தனக்கான உணவை கைகளால் எடுத்து சாப்பிட முடியாமல் அடுத்தவர் என்ன பேசுகிறார் என்பதை கேட்கும் திறனையும் இழந்து சிறையில் தவித்த போது ஸ்டேன் சுவாமிக்கு இடைக்கால ஜாமீன் கேட்கப்பட்டது கொரோனா காலத்தை பயன்படுத்தி தப்பித்துக் கொள்ள பார்க்கிறார் இந்த காரணங்களை எல்லாம் பொருட்படுத்த தேவையில்லை என்றது தேசிய புலனாய்வு அமைப்பு இதை நீதிமன்றமும் ஏற்றது மீதம் இருப்பவர்களையாவது உயிர் பிழைக்க வாய்ப்பு தாருங்கள் என மன்றாடத்தான் முடியும் என்கிற சூழல்தான் இங்கு நிலவுகிறது உலகில் இருக்கும் அறிவுசார் குழுக்களை எல்லாம் வைத்து ஸ்டேனுக்கு நீதி கேட்க வேண்டும் நீதித்துறையும் அரசு அதிகாரமும் இணைந்து செய்திருக்கும் இச்செயலின் தன்மையை வெளிக்கொணர வேண்டும் போன்ற குரல்கள் எல்லாம் எழத்தான் செய்கின்றன ஆனால் என்றாவது நிகழும் கருப்பு நாட்களை நாம் கடந்துவிட்டோம் என்பது யதார்த்தம் எல்லாவற்றையும் தாண்டி ஒருவரின் பிறப்பிலும் இறப்பிலும் கண்ணியம் காக்கப்பட வேண்டும் என்பார் என்பது வயதான வரவரராம் அறிவுசார் சமூகத்தை மொத்தமாய் கைது செய்து சிறையில் அடைத்த வரலாறுகள் இந்தியாவில் அவுரங்கசீப் காலத்தில் கூட உண்டு என்ன அப்போதெல்லாம் நாம் ஜனநாயகம் கிடையாது காலம் எல்லாவற்றையும் மாற்றும் ஆனால் எல்லா மாற்றங்களையும் ஏற்கும் காலம் எப்போது என்பதுதான் இங்கிருக்கும் கேள்வி